தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு அரசியல் பேர் அடையாளம் எங்களுடைய ஐயா தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவரால் கண்டெடுக்கப்பட்ட தேவர் திருமகன் தந்த தேவர்தான் எங்களுடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் தமிழரின் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு அரசியல் ஆளுமை எங்களுடைய தாத்தா மூக்கையா தேவர் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எப்படி நேதாஜி அவர்கள் மீது ஒரு பற்று கொண்டு அவர் வழியே பயணப்பட்டார்களோ அதை போலவே ஐயா மூக்கையா தேவர் அவர்களும் நேதாஜி அவர்களுடைய வழித்தடத்தை பின்பற்றி தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய சீடராக பயணித்தார்கள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பெரியகுளம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு யாரை நிறுத்தலாம் என்று முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய நண்பர்கள் மூலமாக நம்முடைய தெய்வ திருமகன் ஐயா அவர்களை முக்காயத்தவர் அவர்கள் சந்திக்கிறார்கள் அப்போது முதன் முதலாக பெரியகுளம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அதற்கு பிறகு தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியிலே நின்று தொடர்ந்து நின்று வென்றிருக்கிறார்கள் அதே நேரம் ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நின்று வென்ற பெருந்தகை தமிழரின் அரசியல் வரலாற்றில் நம்முடைய தாத்தா முகேத்தோர் அவர்கள் தான் அப்போது அவர் வெறுமனே வந்து ஒரு சமூகம் சார்ந்த தலைவராக பார்க்க முடியாது ஏன்னா அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருந்து பல ஆண்டுகள் பணியாற்றியவர் காந்தியின் மீது ஈர்ப்பு கொண்டு காந்தி கிராமத்தில் போய் அகிந்த ராமச்சந்திரன் சவுந்தரம்மாள் இவங்களோட சேர்ந்து அங்க இருந்து ஜெகநாதன் அவரோட சேர்ந்து பணியாற்றிருக்காரு பல மாசங்கள் அந்த மக்கள் சேவை செஞ்சிருக்காரு சமூக பணியாற்றிருக்கிறார் சமூக தொண்டாற்றிருக்கிறார் கஷ்டப்பட்டு கல்வி கற்று வந்த மகன் அவரு படிக்க முடியல பாதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நிறுத்திடுறாரு படிக்க முடியல அதுக்கப்புறம் அங்கங்க போய் வேலை மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல போய் சேர்ந்து தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கிறார் அப்போ அந்த மாதிரி சூழல்ல கல்வி கற்க முடியாத தன் சமூக பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் தான் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் பேரில் உசலம்பட்டியில தேவர் கல்லூரியை ஆரம்பிக்கிறாரு அதற்கு அரும்பாடு ஆற்றாரு அதற்கு கூட இருந்தவர் என்னுடைய அண்ணன் பழனிபாவா என்பதில் எங்களுக்கு பெருமை அவங்க வயதில் அவரை விட சின்னவராக இருந்தாலும் ரொம்ப நட்பு பாராட்டி இருந்திருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கும்போது ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அம்மையார் இந்திரா காந்தி கட்சித்தீவு எடுத்து கொடுக்குறாங்க அப்ப வந்து கடுமையாக தர்க்கம் செஞ்சது எதிர்த்து வாதிட்டது ஐயா முக்கியத்தவர்கள் மட்டும்தான் ஏன்னா உங்க அப்பா வந்து இந்தியாவுக்கு சொந்தமான இடத்தை சீனாவுக்கு எடுத்து கொடுத்து எப்படி இந்திய நாட்டுக்கு துரோகம் செஞ்சாரோ அதே மாதிரி நீங்க எங்களுடைய கச்சத்தவை எடுத்து கொடுத்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நீங்க துரோகம் செய்கிறீங்கன்னு பதிவு பண்ணிக்காரு எங்க மக்களினுடைய என்னுடைய தொகுதியில் இருக்க அந்த கச்சத்தீவு ஆனால் என் மக்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து பறிவுடுக்கிறீர்கள் இது ஒரு பெரிய துரோகம் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யற துரோகம்னு பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு துணிச்சல் மிக்கவர் நேர்மையாளர் ஆகச்சிறந்த பண்பாளர் இதெல்லாம் வந்து அப்படி ஒரு அரசியல் தலைமை கிடைப்பது வந்து ரொம்ப அரிதுனும் அரிது அவருடைய நூறாவது பிறந்த நாள் இது இதே நாளில் அது நாடங்களும் போற்றி புகழ்கிறோம் அவர் வந்து ஒரு சமூக தலைவர் கிடையாது தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு தலைவர் அடையாளம் அப்படிதான் நீங்க பார்க்கணும் ஏன்னா அவருடைய தொண்டுங்கிறது மகத்தானது குற்றப்பரம்பரை சட்டம் கைரேகை சட்டம் பிரிட்டிஷார் எங்கள் மேல சுமத்தப்படும் போது அது ஒரு பெரிய தன்மான இழப்பு அதுக்காக படிச்சுட்டு இருந்த சார் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து இங்கே திடியன் மலைக்கு அருகில் இருக்கிற பொத்தாமை குளத்துல ரத்த கையெழுத்திட்டு உறுதி பூண்டு இதுக்கு எதிராக நம்ம போராடி ஒழிக்கணும்னு ஐயா தெய்வ திருமகன் வழியிலே போராட தொடங்கியவர் ஐயா அப்படி ஒரு இது அவரை வந்து நாங்கள் போற்றுவது என்பது சும்மா கடமைக்கு இல்லை கடமைக்கு இல்லை கடமையாக செய்கிறோம் சும்மா கடமைக்கு எல்லாரும் ஒரு வணக்கம் செலுத்துறாங்க நாங்களும் செலுத்தணும்னு இல்லை எங்கள் பிறவி கடமை அதை செய்கிறோம் எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் சிவனுடைய கடமை அதை செய்கிறோம் அதனால இந்த ஏப்ரல் பதினஞ்சு உசலம்பட்டியில் அவர் நினைவிடத்தில் வணக்கத்தை செலுத்தி மாபெரும் எழுச்சி மிகுந்த புகழ் வந்த பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்துது அதில் நாங்கள்லாம் பங்கேற்கிறேன் நான் பங்கேற்று பேசுகிறேன் அதில் அவருடைய வரலாறு அவர் எந்த அளவிற்கு தமிழ் சமூகத்திற்கு பங்காற்றியிருக்கிறார் அதெல்லாம் பேசுவோம் நாங்கள் அதுக்கு பேசுவோம் அதனால எங்கள் நாங்கள் அவர் கட்டிய கல்லூரியில் படித்து வந்த பிள்ளைகள் ஒருத்தர் நிற்கிறாரு நிறைய அவர் அவரால் அவரால் கல்வியறிவு பெற்ற பிள்ளைகள் இன்னும் பல பேர் படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இதில் அவர் அவருக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தி அவர் நினைவை போற்றுவதில் தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் பெருமையும் திமிரும் இருக்குது அது எங்களுக்கும் இருக்குது அதனால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்கள் தாத்தா மூக்கையார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடை